வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இதே பார்த்திங்கன்னா October one new month first day so இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமிங்கில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்தது நல்லா டவுன் சைட் போயிருக்கு போயிட்டு இப்போ ரெக்கவரி ஆகையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா buy at five five thirty five அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் நமக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் second target line first target பார்த்தீங்க அப்படின்னா five five forty eight point eighty four இருக்குது so five five forty nine வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி டூ ஆகுது கால் ஜெனரேட் ஆகி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து ஆக போகுது நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கு ஃபோர்த் மினிட்லேயே ஃபஸ்ட் ஆர்ட்டை டச் பண்ணிருச்சு இப்போ ஃபிஃப்த் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் பை கால் ஜெனரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆயிருக்கு நம்ம எப்பயுமே ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி அதுக்கு ப்ரீவியஸாகவே நல்ல ஒரு பை கால் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து மூ ப்ரீவியஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால் தான் அந்த பைக்கால் ஷோ பண்ணோம் ஸோ இப்போ பைக்கால் வந்துச்சுன்னா இப்போ கண்டிப்பாக அடுத்த கால் வந்துச்சு அப்படின்னா செல் கால் தான் வந்து வரும் ஸோ அது எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ நமக்கு அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக ட்ரேடிங் போச்சு இப்போ ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஷார்ப்பாக வந்து டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படி ஷார்ப்பாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சதில் இப்போ நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங்லேருந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து மாறிடுச்சு ஸோ அதனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி செவனில் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அடுத்து கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line so இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டின் தான் நம்மளை எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் கீழே இருக்க செகண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் நைன்டி நைன் வந்து ஷோ பண்ணுது so five thousand five hundred break out பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்சில் இருக்குது ஸோ எப்பயுமே சப்போர்ட் பெருசாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்குமான்றது டவுட்டாக தான் இருக்கும் இப்போதைக்கு நம்ம ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி செவனில் வந்திருக்க அந்த செல் கால் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர் ஆட்டை பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் ஃபைவ் ஃபைவ் லெவன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் நமக்கு மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ